வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு ஸோ அதனால் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் வந்து வாட்ச் பண்ணுறோம் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் ஸோ ஒரு ஈவினிங் ஃபைவ் பிஎம்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது மூமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் டைமில் நல்லாயிருக்கு ஸோ இந்த ஈவினிங் டைமில் நமக்கு என்ன மாதிரி கால்ஸ் வந்து கிடைக்குது கிடைக்கிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணலாம் தான் அந்த சார்ட்டில் வந்து வாட்ச் பண்ணுறோம் இன்றைக்கி ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டைம் வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் ஆகுது ஸோ இப்போ இந்த ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு செல் கால் வந்துருச்சுன்றத இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு கேண்டில்னுடைய கலர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு sell sell at five four zero two அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்து வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first at second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் இதில் ஃபஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா five three eighty eight point ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது ஸோ இது வந்து ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸில் வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி நமக்கு எக்ஸ்பைரி டேயில் வந்திருக்க இந்த க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் வந்திருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் பை இல்லை க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் செல் பண்ணலான்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ இது நீங்கள் யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் இப்போ கூட ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா கூட ஓகே இப்போ கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் போயிட்டுருக்கு நாம் செல் பண்ணலாம் க்ரூட் ஆயில் அப்படின்ற டெசிஷன் வந்து எடுத்துடலாம் அடுத்து என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலான்றதுக்கு sell at five four zero two அப்படின்னு வந்திருக்கு ஸோ இந்த பாயிண்ட்டில் நீங்கள் இன்றைக்கி க்ரூட் ஆயில் செல்லும் பண்ணிடலாம் ஒரு டார்கெட்ஸ் எய்ம் பண்ணால் எய்ம் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் வச்சா எங்கே வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் நார்மல் கேண்டில்ஸில் ரன் ஆகும்ல அந்த மாதிரியே ரன் ஆகிட்டே இருக்கும் அதோடு சேர்த்து நமக்கு அப்படியே கேண்டில் கலர் வந்து மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் வந்து கிடைக்கும் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் கிடச்சிருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி டேரெக்டாகவே பார்த்துடலாம் டேரெக்டாக டார்கெட் அச்சீவ் பண்ணதா இல்லை ஸ்டாப் லாஸான்னு பார்ப்போம் ஏன்னா மார்க்கெட் ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு it will take some time to achieve the target or stop loss so wait பண்ணி பார்ப்போம் கால் ஜெனரேட் ஆகி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்குது அப்படி டவுன் சைடில் இறங்கினதில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூவில் இப்போ நமக்கு ஃபஸ்ட் டாரட் ஆனது five four five three eighty eight point fifty டூன்னு இருக்குல்ல ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் த்ரீ எயிட் எயிட் வரைக்கும் வந்திருக்கு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஸ்ட்ராங்காக செல் கால் ஜென்ரேட் ஆகி நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்றதுனால மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டவுன் மோட்லேயே தான் இருந்துச்சு இப்போ லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கி ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா செல் கால் ஜென்ரேட் ஆனது நல்லா ஃபஸ்ட் டாரட்டுக்கும் கீழே இறங்குச்சு பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் ரைஸ் ஆகுது ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் நல்லா ஏறுச்சு இப்போ அகெயின் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே ஏறுது ஸோ அந்த ரைசிங்னால் நமக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு பைக்கால் வந்துருச்சுன்றதுனால கேண்டலுடைய கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு buy at five four zero eight அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா stop loss line so five four zero எயிட்டில் வந்திருக்க இந்த buy call five four twenty one point fifty two அதாவது five four twenty two reach out ஆகுதா ஃபோர்டீன் பாயிண்ட் கிடைக்குதான்றதை நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா சடனாக ஒரு தேர்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடான மூவ்மெண்ட் கொடுக்குது அந்த ஸ்பீடான மூவ்மெண்ட் கொடுத்ததில் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ்லேருந்து ஒரு டென் பாயிண்ட் ரைஸ் ஆகி ஒரு சிங்கிள் கேண்டிலில் மூவ்மெண்ட் ஆச்சு அடுத்த கேண்டில் பக்கத்துலேயே ட்ரேடிங் போகுது இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ஒரு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ ஈவினிங் டைம் நல்ல ஒரு செவன் பிஎம்க்கு வந்து ஜெனரேட் ஆகிருக்கு அதனால் பைக்கால் ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நல்லா வால்யூம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த கான்ட்ராக்டை லீவ் பண்ணிட்டு அதனால் இதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது பூஸ்ட் ஆகுது ஸோ இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்ச அந்த பைக்கால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது ஜென்ரேட் ஆகிற கால்ஸ்னுடைய மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் இப்போ பார்த்த மாதிரியே ஓப்பன் பண்ணி பார்க்க தான் போகிறீங்க அதிலே வந்துட்டு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாற மாற கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் டார்கெட் எய்ம் பண்ணால் என்ன எய்ம் பண்ணலாம் லாஸ் என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் அதுவே ரன் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் அதை பார்த்துட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ